சிலுக்கு ராணி சிலுக்கு ராணி சின்ன பொண்ணு நான் கண்ணடிக்க கூட்டம் பார்க்க சுத்தி நின்னு வாட்டமான பீசு இன்னு நீ ஏக்கப்பட்ட லைட்டாதான் டச் பண்ணு முச்ச மீதி வைக்காம வாரி தின்னு தொட்டு பார்க்க ஆசன நோட்ட எண்ணு மேட்டருக்கு முன்னால மீட்டர் நான் கட்டுப்பாட தொழில் பண்ணும் நல்ல பொண்ணு இருக்கேன்னு விழ மாட்டேன் படுக்கின்னு மாமூலமால் வந்தவன் பல்லு நீ காசால மாசான பேரல பல்லு பல்லு பேரல பல்லு படம் வந்தாலே ரெஸ்பெக்ட் பேரல பல்லு சிலுக்கு ராணி சின்ன பொண்ணு சுத்தின்னு நாட்டமான பிசுன்னு நீ ஏக்கப்பட்டா லைட்டா தான் டச்சு பண்ணு மிச்ச மீதி வைக்காம வாரி தின்னு தொட்டு பார்க்க ஆசை நான் நோட்ட என்ன மேட்டருக்கு முன்னால மீட்டர்னு நான் கட்டுப்பாடு தொழில் பண்ணும் நல்ல பொண்ணு இருக்கேன்னு விட மாட்டேன் படிக்கின்னு மாமூலா வந்த பேரல பரலப்பலே இக்கா சல மசன பரலப்பலே சொல்லு கேட்கும் ஆளு நீ ரொம்ப ஃபேமஸ் சாரி சொல்லு ஸ்டோரி எல்லாம் எப்போதும் மாசு காவல்துறை மூணமாக்கவா நான் வீரத்துக்கு பேரம் பேசி தலங்க மாட்டவா அச்சாலே லெவலு வேற லெவலு வேற லெவலு துட்டு இருந்தாலே போங்கத்து வேற லெவலு Asal masana